எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி வந்து Indira Gandhi national open university regional centre Cochin மூலமாக இது ஒரு விளம்பர பகுதி அதாவது நம்ம அட்மிஷன்ஸ் இப்போ ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனுக்கு ஓப்பன் ஆயிருக்குது இந்த இதில் ரெண்டு ப்ரோக்ராமை பற்றி நாங்கள் உங்களுக்கு தமிழும் இங்கிலீஷ்லையும் பயலிங்குலாம் அந்த ப்ரோக்ராம் இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு இது மெயினாக நாங்கள் ஏன் தமிழில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த டிஎன்ஹெச்சி டிஇசி e ரெண்டு ப்ரோக்ராமுக்கும் அரசாணையே இருக்குது இதை படிச்சிங்கன்னா எங்கெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு அரசாணையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மதுரை ரீஜனல் சென்டர் அல்ட்டா சென்னை ரீஜனல் சென்டர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்களும் முடிஞ்சால் நாங்கள் அதை வெப்சைட்டில் நாங்கள் போடுறோம் ஸோ இந்த நியூட்ரிஷன் அண்ட் சைல்ட்ஸ் சர்வீசஸ் அது அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் Indira Gandhi national open university மூலம் கொடுக்குறோம் ஒன்று வந்து diploma in nutrition and health education another one வந்து diploma in early child care and education இது வந்து டிஎஸ்சி uh, ப்ரோக்ராம் e வந்து தமிழில் இருக்குது டிஎன்ஹெச்சி ப்ரோக்ராம் இங்கிலீஷ் ஹிந்தியில மட்டும்தான் இருக்குது டிஇசி e திருப்பி சொல்றேன் டிஇசி e தமிழ்லையும் இருக்குது ஹிந்தி இங்கிலீஷை தவிர ஸோ இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க கேட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு குழந்தை நலன் அதை பற்றி நம்ம வீட்டில் நம்ம ஒரு க்ரெஷ் வச்சு நம்ம வீட்டில் தொழிலா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை எனக்கு வந்து வேற ஏதாவது கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் என்னோட ஊட்டச்சத்தை நான் பார்த்துக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு கூட இந்த டிஎன்ஹெச் ப்ரோக்ராம் உதவியா இருக்கும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்திரா காந்தி தேசிய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றது வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷம் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா என்னன்னா நாடாளுமன்ற சட்டத்தினால நிறுவப்பட்டது ஸோ நம்மளுக்கு பொதுவாக நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷனை பத்தி படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நிஜமாவே ரெக்கக்னைஸ்டா அதில் படிச்சா நம்மளுக்கு அப்புறம் நாளைக்கு ரெக்கக்னிஷன் இருக்குமா அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை சொல்றோம் Indira Gandhi national open university establish by act of parliament ஒரு நாடாளுமன்ற சட்டத்தினால நிறுவப்பட்டதுனால அது கொடுக்குற எல்லா பாடத்திட்டங்களும் ரெகக்னைஸ்டு யூஜிசி ரெகக்னைஸ்டு ஸோ நீங்கள் படிக்கிறதுல இதில் கவலைப்பட வேணாம் இதில் சேரலாமா வேணாமா அப்படின்னு இந்த டவுட்டே உங்களுக்கு இருக்க வேணாம் இந்த நீங்க கேட்கலாம் நம்ம ரொம்ப நாளா க கழிச்சு நான் படிக்கிறது சரியா ஏன் நான் இது வேலையில இருக்கேன் வீட்டுல பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கங்க போக வேண்டியதா வர இருக்குது இப்ப வர பார்த்தா அதுக்கு நோய் கொடுமை பேண்டமிக்கு வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியல அப்படின்லாம் சொல்லலாம் என்ன சுச்சுவேஷன்ல இருந்தாலும்ங்க நீங்க உங்களுக்கு கல்வி வாழ்க்கை தொலைஞ்சு போயிடுச்சா அப்ப நீங்க திருப்பி நீங்க வர்றோம் அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஏதாவது ஒரு பாடத்திட்டத்துல நீங்க சேர்க்கணும் சோ பொதுவா நீங்க என்ன கேட்டீங்க அப்படின்னா தொலைந்து போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறதுக்கு தாங்க இந்த இக்னோவோட நோக்கமாகும் ஸோ இதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்க உங்களுக்கும் நல்லா இருக்கும் இந்த ரெண்டு ப்ரோக்ராம் மட்டும் இல்லை பல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது நீங்கள் அதை வெப்சைட்டில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஏன் இந்த ரெண்டு ப்ரோக்ராமை குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னா mainly for women health education and also early childhood care education இது ரெண்டு பற்றி பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திறந்த நிலை பல்கலைக்கழகம் அப்படின்னா ரெகக்னைஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் யூஜிசி ரெகக்னைஸ்டு இது எல்லாமே கோர்சஸ் ஸோ இந்த பாடத்திட்டத்தோட நோக்கம் என்ன அதாவது இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை கட்டத்தோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படி அப்படின்னா ஒண்ணு வந்து உயர்கல்வியை கற்றவரில் வீட்டு வாசலில் கொண்டு போய் கொடுக்கணும் அதாவது education at the doorstep அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் எல்லாமே ஆன்லைன் டெலிவரி ஆயிடுச்சு வீட்டுல வீட்டில் வந்து பொருள் கொடுக்குறாங்க அது மாதிரி உங்க கல்வி வாழ்க்கைக்குன்னு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஒரு நோக்கத்தோட வச்சிருக்குது அது மாதிரி எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நான் இப்போ ரொம்ப கொஞ்சம் ரிமோட்ல இருக்கேன் ஹில்லி டெரெயின்ல இருக்கேன் எப்ப பார்த்தாலும் மழை பஞ்சிட்டு இருக்குது அதுக்கப்புறம் போனமான கூட யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னாலும் இல்லைங்க நீங்க வீட்டுல இருந்தே படிக்கலாம் ஸோ உங்க வயது பகுதி மதம் மற்றும் உங்களோட பாலினம் ஆகியவற்றெல்லாம் பொருட்படுத்தாம படிக்க விரும்பணும் அப்படின்னு எல்லாருக்கும் இருந்ததுன்னா உயர்தரமான கல்வி கான அணுகுதலை வழங்குறது இந்த இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோட நோக்கம் இன்னொன்று பாடநெறி தொழில்முறை மற்றும் தொழில் சாரா நோக்கும் நிலையை வழங்குவதன் மூலம் தேவைக்கு அடிப்படையான கல்வி திட்டங்களை வழங்குவதும் இந்த இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் நோக்கமாகும் இன்னொன்று கடைசியா சொல்லி போனீங்கன்னா தொலைதூர கல்வி திட்டத்தை ஊக்குவித்தல் அதாவது நம்ம பொதுவா நம்ம இப்போ பொதுவா சொல்லுவாங்க இல்லையா செற்றவன் சென்றவனுக்கு கற்றவனுக்கு சென்றவிடம்லாம் சிறப்பு அப்படின்னு ஒரு ராஜாக்கு வேணா அந்த தெர் அவனோட நாட்டுல வந்து கொஞ்சம் தெரியும் ஆனா எங்க போனாலும் ஒரு டிகிரி இருந்தது ஒரு சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா அவங்க பழைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி தானே நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அது மாதிரி காலேஜ்ல எல்லாம் படிச்சிருக்காங்க ஆனா ஏதோ ஒரு வகையில நடு நடுவுல வந்து நம்மளோட கல்வி வாழ்க்கை தொலைஞ்சு போயிடுச்சு இப்ப நம்ம திருப்பி படிக்கிறதுல தப்பும் இல்லை இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாங்க இந்த ப்ரோக்ராமே வச்சிருக்கோம் ஸோ நீங்க இப்ப நீங்க வந்து தமிழ் அறக்குறையா நமக்கு தெரியும் நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பைலிங்லாம் வச்சிருக்கோம் so Indira Gandhi national open university நான் சொன்னேன் ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலம் நம்மளுக்கு உருவாகப்பட்டது இதோட அப்ஜெக்டிவ்ஸ் அதான் democratise higher education by taking to the doorstep of the learners அப்போ நீங்கள் வீட்டிலே இருந்து படிக்கலாமா ஆமாம் நீங்கள் வந்து ஸ்டடி சென்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியலே போதும் அதே மாதிரி நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி தபாலில் அமுச்சு ஸ்டடி சென்டரில் அமுச்சு விட்டுலாம் அல்ட்டா ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடலாம் அப்புறம் எக்ஸாமும் நீங்கள் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் ஆனால் வீட்டில் இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் வச்சு எக்ஸாம் எழுதில அதனால பக்கத்தில் உள்ள ஸ்டடி சென்டரில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரணும் அது மாதிரி நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து providing access to higher edu quality education to all those seek irrespective of age region religion and gender so நான் எனக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கரெக்ட் ஏஜுங்க அவங்க படிக்கிறதுக்கு அது மாதிரி நான் ரொம்ப ரிமோட் இதில் இருக்கேன் எங்கள் வீட்டிலேருந்து நான் வெளியில் போகிறதெல்லாம் இல்லை still if you have the desire to ஸ்டடினா உங்களுக்கு கரெக்டான இதுங்க இந்த Indira Gandhi national open university அது மாதிரி need based academic programs by giving professional and vocational orientation to the courses நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா ரெண்டு ப்ரோக்ராமை பற்றி இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோன்னு ஒன்று வந்து nutrition and health education another வந்து early childhood care and education இந்த early childhood care and education வந்து க்ரெஷ்லாம் வைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ நம்ம இந்த தொலைந்து போன ஒரு கல்வி வாழ்க்கையை நம்ம வச்சுக்கிறது தான் இது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது diploma in early childhood care and education இது என்ன அப்படின்னா ஏர்லி சைல்டுஹுட் கேர் அப்படின்னால என்ன ஆரம்ப குழந்தை பருவ பரமா பராமரிப்பு அதுக்கப்புறம் அவங்கள எஜுகேட் சும்மா அவங்கள பராமரிச்சா மட்டும் பத்தாது அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கணும் அதனாலதான் சொல்றோம் நம்ம சின்னதுல எல்லாம் ஏன் நல்ல ஸ்கூல்ல போடணும் ஏன் நம்ம வீட்லயே வச்சு எல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு பாக்குறோம் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்மளுக்கு என்ன இப்போ கூட நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் கழுவுறது கை கழுவு அப்படின்னு சொன்னது கூட நம்மளுக்கு இப்போ மனசுல இருக்குது ஸோ இட்ஸ் ஒன் எஜுகேஷன் அது அந்த இதுல நம்மளுக்கு எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னு ஸோ இந்த இந்த ப்ரோக்ராம் நீங்க வந்து இப்ப எல்லாமே மூடிச்சுனாலும் ஒரு க்ரெஷ் வந்து கண்டிப்பா லைவா தான் இருக்கும் அது கண்டிப்பா தேவை ஏன்னா நிறைய பேர் இப்ப வேலைக்கு போறாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு மனசுல இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வீட்டிலே இருந்து ஒரு தொழில் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ டிஎஸ்சினா என்ன அதாவது diploma in early childhood care education அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா it's a continuous knowledge and skill upgradation for those working the sector of early childhood care and education அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்மளுக்குன்னு இப்ப எல்லாருமே நம்பி என்னதான் நம்ம பாட்டிமா எல்லாம் அம்மாலாம் நம்மளெல்லாம் பாத்துக்கிட்டாங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல வந்து ஒரு சர்டிபிகேஷனுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா நீங்க என்னதான் நீங்க இப்ப யாராவது தான் சொன்னாங்க சுத்தியல் வச்சு ஆணி அடிக்கிறதுக்கு கூட நம்ம ஒரு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும் போல அப்படின்னு சோ அது மாதிரி உண்மைதான் ஸோ நம்மளுக்கு என்னதான் நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கு என்னதான் அறிவு இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு ஒரு பேசுற ஒரு வாய்ப்பு நம்மளை பத்தி அது அந்த சர்டிபிகேட் நம்ம நம்மளுக்கு முன்னாடியே அது சொல்லும் ஸோ ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு கல்வித்துறையில டிப்ளமா என்பது ஆரம்ப கால குழந்தை பரா பருவ பராமரிப்பு மற்றும் கல்வித்துறையில் பணிபுரிவர்களுக்கு தொடர்ச்சியான அறிவு மற்றும் திறன்களை மேம்படுத்துறதுக்கு ஒரு பாடத்திட்டமாகும் இதுல வந்து நீங்க என்ன அப்படி அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும் what is need for early childhood care and education இதில் ஒரு ப்ராஜெக்ட் கூட இருக்குதுங்க அந்த ரெண்டு கோர்ஸ்லயுமே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கோர்ஸ் நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் இந்த டிசி வந்து ஒரு தனித்துவமான ஒரு முழுமையான தொகுப்பு இதுல வந்து சிறு குழந்தைகள் அதாவது பிறப்பு முதல் ஆறு வயது வரையான குழந்தைகள் அவங்கள தான் நம்ம ஏர்லி சைல்ட்ஹுட் கேர்ன்னு சொல்லுவோம் முழுமையான வளர்ச்சியை வளர்ப்பதற்கு கற் கற்றவருக்கு உதவுது ஸோ யாருக்கெல்லாம் நீங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கே இப்போ வந்து முந்தி மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ நம்மளுக்கே நம்ம குழந்தைங்கள்லாம் வர்றாங்க அப்படின்றப்போ அவங்கள எப்படி வளர்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண முடியுமா நம்ம வீட்லயே அப்படின்னு நிறைய பேர் இந்த டிசி e படிச்சுட்டு பர்த்டே பார்ட்டிலாம் வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குழந்தைங்க பார்ட்டி குழந்தைங்க ஸ்பெஷலைசேஷன் அது மாதிரி நீங்கள் இன்னொன்று நம்ம யோசிக்கலாம் நம்ம இந்தியா இப்போ திட்டத்தில் படி குடும்ப திட்டத்தின் படி நம்மளுக்கு வந்து குழந்தைகள் வந்து வளர்க்குறது வந்து நேச்சுரலாகவே இருக்கும் சோ சொல்ல போனா நம்ம நீங்களே யோசிச்சு பார்க்கலாம் இந்த பேண்டமிக்னு தான் சொல்லியிருக்காங்க யாரும் இங்க எங்கேயோ வரக்கூடாதுன்னு எந்த குழந்தைங்களாவது நம்ம பிடிச்சி வைக்கவே முடியல இல்லையா நம்ம குழந்தைங்க பக்கத்துல போயிட்டு வருது அங்க உள்ள குழந்தைங்க வர்றாங்க ஆனா still we are very careful அதெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறோம் ஸோ அதான் சொன்னாங்க ஒரு ஒரு குழந்தையோட ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா சீக்கிரமா அங்க உள்ளவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு அது மாதிரி ஒரு குழந்தை வந்து நம்ம வீட்டுல வந்து பல இது பல ஆர்வமான ஒரு அமைப்புகளை வந்து நம்ம குடும்பத்துல உருவாக்குது அதனாலதான் குழந்தை வந்து ஒரு செல்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ இந்த குழந்தை செல்வத்தோட நீங்க பணிபுரிதுக்கு ஆர்வமா இருக்கிறதுக்கு ஒரு மனசு இருக்கணும் ஸோ அவங்க நீங்கள் வந்து க்ரஷ் வச்சுக்கணுமா பாலர் பள்ளிகள் வைக்கணுமா அல்ட்டா முதன்மை அதாவது ப்ரீ ஸ்கூல் மாதிரி நீங்கள் வச்சுட்டு நர்சரி ஸ்கூல் அதான சொல் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் இப்போ பெரிய பெரிய காலேஜில் எல்லாம் போய் கேட்டீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து we always start with a creche அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க ஸோ நம்மளோட ஒரு சிறு தொழிலுக்கும் அது உதவியாகும் அது மாதிரி இது மட்டும் இல்லாமல் இது அரசாணை மூலமாக அங்கன்வாடியில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இந்த குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சுருக்காங்க இந்த கல்வி மையங்களை நிர்வ நிர்வகிச்சு அதாவது அட்மினிஸ்டர் பண்ணி அல்ட்ட பொதுவாகவே எனக்கு பெற்றோர்கள் நாங்கள் வந்து இளம் குழந்தைகளை வளர்ச்சியை பற்றி அறிஞ்ச அறிய ஆர்வமாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம் அதெல்லாம் இருக்கிறதுக்கு கூட இந்த டிஇசி ப்ரோக்ராம் e உங்களுக்கு உதவும் ஸோ இந்த நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு இதில் கேட்டீங்களா இவ்வளோ நேரம் தமிழில் சொன்னேன் இல்லையா ஜஸ்ட் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா it's just to know what you have to do from a child from birth to six years of age அது வந்து உங்களுக்கு இந்த ஏஜ் குரூப் வந்து டைவர்ஸ் செட்டிங்ஸில் இருக்கும் க்ரெஷ்ல வச்சுக்கணும் ப்ரீ ஸ்கூல்ல வச்சுக்கணும் ப்ரீ பிரைமரி கிளாஸஸ்ல வச்சுக்கணும் நர்சிங் ஸ்கூல் நர்சரி ஸ்கூல்ல வச்சுக்கணும் அங்கன்வாடி பால்வாடி இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்குது உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த this program is really apt for you so நான் இப்போ we are talking about diploma in early childhood care and education eligibility criteria is ten plus two or it's equivalent so உங்களுக்கு வந்து டென் ப்ளஸ் டூ இருந்ததுனாலே நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம்க்குள்ள நீங்கள் நுழையலாம் ஸோ நான் எனக்கு டிகிரியில் டிகிரியில் பாதியில் முடிச்சிட்டேன் பாதியில் என்னால் முடிக்க முடியல ஏதாவது கொஞ்சம் லைட்டாக படிக்கணும்னு இருக்குது ஏன்னா வீட்லேயும் நிறையா வேலை ஆஃபீஸ்லேயும் நிறையா வேலை போயிட்டு வர்றதுக்கோ சூழ்நிலையும் அது மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் படிங்க நிஜமாவே நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகள் மேல உள்ள ஆர்வமே நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கேட்கலாம் இதுல வந்து மினிமம் டியூரேஷன் மேக்சிமம் டியூரேஷன் அப்படின்னு இருக்கும் நீங்க நம்ம நம்ம சொன்னேன் இல்லையா நம்ம பொதுவாகவே தொலைஞ்சு போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஸ்கூட்டரை கூட ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி தான் நம்ம படிப்பு வாழ்க்கையும் ஆனா படிப்பு வாழ்க்கை அப்படின்றது எப்படி அப்படின்னா இப்ப நீங்க டிவி பார்த்துக்கிட்டே போன் பேசிக்கலாம் வாட்ஸ்அப்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நீங்க அசைன்மெண்ட் எழுதிக்கிட்டோ ஒரு புக்கு படிச்சுக்கிட்டோ புக்குன்னா என்னது நான் ஒரு இந்த டிஎஸ்சி ப்ரோக்ராம்ல ஸ்டடி மெட்டீரியல வச்சுக்கோங்களேன் அதை படிச்சுக்கிட்டோ உங்களால வேற எந்த வேலையும் பண்ண முடியாது டிவி பார்க்க முடியாது அது போக்க முடியாது ஸோ நம்மள நம்ம வந்து இந்த ஆனா நம்ம இப்ப வீட்டுல இருக்கிறோம் சூழ்நிலைகள் மத்தியில நம்ம படிக்க போறோம் ஸோ இதெல்லாம் அறிஞ்சு தான் Indira Gandhi national open university என்ன சொல்லியிருக்குதுன்னா இது நீ ஒரு வருஷத்துல படிக்க வேண்டியதா நீ மூணு வருஷம் வரைக்கும் இழுத்து அடிக்கலாம் அதான் மேக்சிமம் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க மினிமம் பீரியட் அப்படின்னு இது பண்றாங்க இது வந்து ரெண்டு ப்ரோக்ராம் நாங்க நான் இல்லை தொடக்கத்துல சொன்னேன் இல்லையா July twenty twenty one admission இப்போ போயிட்டு இருக்குது இதான் தக்க சமயம் நம்ம சேர்றதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட ட்ரெண்டு கூட இப்ப பாருங்களேன் வெளியில போக முடியல பக்கத்துல யாரையும் போய் பார்க்க முடியல வீட்டுல இருக்கிறோம் வீட்டில் எவ்வளோ நாளாக நம்ம யூடியூப்பே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் நம்ம கையில் இருக்குது இந்த ஏன் நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுக்க கூடாது நீங்க இந்த இந்த நோக்கத்தோட இந்த விளம்பர நிகழ்ச்சியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க நாளைக்கு நீங்க வந்து நல்ல வேலை நான் இந்த ப்ரோக்ராம பார்த்தேன் நல்ல வேலை நான் இக்னூல சேர்ந்தேன் நான் இப்ப எனக்கு ஒரு சர்டிபிகேட்டோட இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க ஸோ குறைந்தபட்சம் ஒரு வருஷம் அதிகபட்சம் மூணு ஆண்டுகள் இந்த மூணு ஆண்டுகளுக்குள்ள நீங்க படிச்சு முடிக்கணும் அதுக்கு நாலு சப்ஜெக்ட் தான் கண்டிப்பா படிச்சிடலாம் இப்ப நீங்க வந்துட்டு இப்படி இப்படி ரேஷியோ போடுங்களேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு இயர்ல வந்து மூணு சப்ஜெக்ட் நீங்க முடிச்சிடணும் நாலாவது வந்து இது ப்ராஜெக்ட் அது வந்து ஒரு வருஷம் என்ன எடுத்துக்கோங்களேன் அப்போ மூணு வருஷம் போயிடும் ஸோ எப்படியாவது நம்ம முடிச்சிடுறது நம்மளுக்கு அந்த ஆர்வத்தை கொடுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு உந்துதலும் கொடுக்கும் இன்னொரு சர்டிபிகேட் ஏதாவது பண்றதுக்கு அது மாதிரி இதோட ஃபீ வந்து மூவாயிரம் ரூபா தான் நம்ம பொதுவாகவே நீங்க சொன்னீங்கன்னா இப்போ ஒரு வருஷம் நம்ம ரீச் ஒரு ரீசார்ஜ் ப்ரீபெய்ட் கார்டுக்கே நம்மளுக்கு வந்து two thousand six hundred something ஆகுது ஸோ நம்ம ஒரு வருஷத்துக்கு இதோ நீங்க மூணு வருஷம் வரைக்கும் கூட இந்த ஆக்கியபைடா இந்த கோர்ஸ் படிக்கலாம் so it is economical also நான் நல்லா நான் சொல்றேன் இந்த கட்ட கட்டண அமைப்பு வந்து ஒரு முழு பாடத்திட்டத்துக்கு உங்களோட ஸ்டடி மெட்டீரியலு அப்புறம் உங்களோட அசைன்மெண்ட் இவாலுவேஷன் எல்லாத்துக்கும் ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் நீங்கள் தனியாக காசு கட்டணும் அது மட்டும் இருக்குது அது மாதிரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த டிஇசிஇ e e, அதாவது diploma in early childhood care and education அது மூணு லாங்குவேஜில் இருக்குது இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் ஸோ இந்த தமிழ் மொழியில் நீங்கள் படிச்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாடத்திட்டத்தில் நான் அதுதான் இது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்பெஷலி நிறைய பேர் தமிழ்நாட்டில் உள்ளவங்க டிசி ப்ரோக்ராம் தமிழ் மீடியத்தில் படித்து கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து வி ஒன்ட் டிஸ்டிங்விஷ் நீங்கள் எந்த மீடியத்தில் படிச்சீங்க அப்படின்லாம் ஸோ யார் ஃபர்ஸ்ட் வராங்க irrespective of whether it is English Hindi or Tamil as a medium of instruction there be consider for gold medal also இப்போ வந்து ப்ரோக்ராம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நீங்கள் படிக்கும்போது இது இக்னூலன்னு மட்டும் இல்லை எது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பாடத்திட்டத்தோட விவரம் என்ன அதாவது ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் என்ன what is the course title அதாவது பாடத்திட்டத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப படிச்செல்லாம் முடிச்சிருப்பாங்க அந்த குழந்தைய பத்தி குழந்தைய பத்தி அப்படி சொல்லுவாங்களோ இல்லையா டிசி அப்படி சொல்ல மாட்டாங்க ஸோ நம்மளோட பாடத்திட்டம் நம்மளுக்கு எப்படி நம்மளோட பேரு நம்மளுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு பாடத்திட்டத்தோட தலைப்பு முக்கியம் அது மாதிரி ஒரு பாடத்திட்டத்தோட மதிப்பு அதான் சொல்லுவாங்க கிரெடிட் ஆஃப் கோர்ஸ் அப்படின்னு கிரெடிட் ஆஃப் அ ப்ரோக்ராம் அப்படின்னு ஸோ அந்த பாடத்திட்டத்தோட மதிப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சின்ன கோர்ஸ் அப்படின்னா அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் இப்போ முப்பத்தி ரெண்டுன்னா முப்பத்தி ரெண்டு கிரெடிட் அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா அது ஒரு வருஷம் ப்ரோக்ராம் அதோட கம்மியா இருக்குது அப்படின்னா அது அது சர்டிபிகேட் ப்ரோக்ராம் அதோட கூட இருக்குது அப்படின்னா அது ஒரு டிகிரி ப்ரோக்ராம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடத்திட்டத்தோட மதிப்பு இருக்கு ஸோ நம்மளோட அதான் சொல்லுவாங்களா நம்ம மோதிரம் கூட நம்ம விரலோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வாங்கணும்னு ரொம்ப லூஸாக வாங்கக்கூடாது ரொம்ப டைட்டாக வாங்கக்கூடாதுன்னு அது மாதிரி நம்மளோட நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் படிக்கணும்னாலும் படிக்கலாம் டிப்ளமா படிக்கணும்னாலும் படிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட எண்ணத்தில் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை பார்க்கணும் அது மாதிரி கோர்ஸ் கோடு நீங்கள் வந்து மெனிய டைம்ஸ் வந்து ப்ரோக்ராம் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு நடுவில் உள்ள சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பாட நெறி குறியீடு ஒவ்வொரு கோர்ஸ் கோடுக்கும் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சாகணும் ஸோ இப்போ இந்த டிஎஸ்சி ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்னல நாலு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு அதாவது குழந்தை பராமரிப்பு சேவைகளை ஏற்பாடு செய்தல் ஆர்கனைசிங் சைல்ட் கேர் சர்வீசஸ் அதான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்தது சைல்டு ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் குழந்தை ஆரோக்கியம் மற்றும் உணவு ஊட்டச்சத்து சோ உணவு ஊட்டச்சத்து நம்ம நம்ம இதை போது குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு குழந்தைய பராமரிக்கிறது அப்படின்னு அதுவும் எங்க பராமரிக்கிறதுனா ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்ல நம்ம வீட்டுல வைக்கிறது வேற நம்ம நம்ம குழந்தைங்கள இன்னொருத்தவங்க வீட்டுல விடுறது வேற ஆனா இதே கிரஷ்ல நம்ம போய் உண்ணுன்னா என்னெல்லாம் நம்ம பார்ப்போம் சோ அதெல்லாம் நம்ம பாத்துக்கிறது தான் இது அதே மாதிரி குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு சேவைகள் அதாவது services and program for children அதுதான் மூணாவது சப்ஜெக்ட் அதாவது நாலாவது என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க் இது வந்து திட்டப்பணி இந்த திட்டப்பணியை வந்து குழந்தை பராமரிப்பு அமைப்புல இளம் குழந்தைகளோட வேலை செஞ்சு நம்ம இது பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நீங்க அது கூட வேவ் ஆஃப் பண்ணிட்டு அவங்க யூடியூப் வீடியோஸை பார்த்து அதுல இருந்து நீங்க அசஸ் பண்ணி எழுதுற மாதிரி பாடத்திட்டம் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா நம்ம வீட்டில் இருந்துட்டு சி குழந்தைங்க கண்டிப்பா ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயும் இருக்கணும் நம்மளுக்கே அது வந்து ஒரு ஆர்வமா இருக்கணும் அதை நான் யாரோ ஒருத்தவங்க கிட்ட ஒரு பேப்பர்ல தான் நான் படிச்சேன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுல பிளாட்ல வந்து நிறைய குழந்தைங்களோட ஜாமான்லாம் அப்படி அப்படியே வந்துருச்சான் எல்லாமே பெருசாயிட்டாங்க விளையாட்டு ஜாமான்லாம் கடைசியா இவங்க வீடு வந்து கீழ் ஃப்ளோரா எப்படியெல்லாம் ஐடியாஸ் கிடைக்குதுன்னு எல்லாரும் வந்து அந்த குட்டி குட்டி பசங்க எல்லாம் விளையாட்டு ஜாமான்லாம் கொண்டு வந்து கீழே அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா மேலே தூக்கிட்டு போக மாட்டாங்களா பொதுவாக ஃப்ளாட்ல கிரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு அப்பதான் இவங்களுக்கு ஐடியா வந்துதான் இந்த குழந்தைங்க இந்த இந்த ஸ்டேஜ் ஆஃப் விளையாட் ஜாமாவெல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அதனாலதான் அவங்க தேட மாட்டேங்கிறாங்க ஆனா அப்பப்ப வந்து வந்து அதை பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு ஸோ அதெல்லாம் வச்சு ஒருத்தவங்க வந்து க்ரெஷ் ஆரம்பிச்சாங்களாங்க இப்போ வந்து லைன்ல நிற்க வேண்டியதா இருக்காங்க அட்மிஷனுக்கு ஸோ அது மாதிரி நம்ம வந்து ஐடியாஸ் கிடைக்கிறது வந்து நம்மளோட ஹேர்டில்ஸ்ல இருந்து கூட கிடைக்கலாம் அதனால என்ன இப்ப வந்து பேண்டமிக் வந்து வெளியில போக முடியல எங்க ஒண்ணுமே இது பண்ண முடியலையே அப்படின்னு இருந்தாலும் இந்த சூழ்நிலைய நம்ம சாதகமா வச்சுக்கணும் அப்படின்னு இப்பதான் நான் ஒரு ஜஸ்ட் எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது ஒரு கழுத வந்து உழுந்துப்பிச்சு ஒரு குழிக்குள்ள அப்ப வந்து அதோட ஆக்சுவலா தள்ளி விட்டது அதோட எஜமானர் ஏன்னா அது ரொம்ப வயசாகி போயிடுச்சு அப்படின்னு ஆனா இந்த அப்புறம் அதை மண்ணை போட்டுட்டே இருந்தாராம் இது கதை தான் but how to cross a hurdle how to use a hurdle as an ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அதுக்கு வந்து இந்த கதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் சும்மா சொல்கிறேன் ஒரு சின்ன பிரேக் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் இதை அப்போ வந்து அந்த அந்த கழுதைக்கு ஆனால் அது என்ன மனசில் அப்படின்னா எல்லாரும் நல்லவங்க தெரியாம நம்ம எஜமானர் வந்து கயிறு தவறி கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர் மண்ணு போடுறது அது என்ன நினைச்சிச்சுன்னா சரி பாரு எவ்வளவு நல்ல எஜமான மல்லு மண்ணு போட்டு நம்மள மேல ஏறி வர வைக்கிறாருன்னு சோ ஒவ்வொரு வாட்டியும் அவர் மண்ணு போடும் போதும் அது வந்து குளிச்சு குளிச்சு அந்த மண் மேலேயே வந்துட்டு இருந்ததுதான் அது உதறி தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல பார்த்தா அந்த எஜமானோட சம நிலைமையில வந்து நின்றுட்டு அது சொன்னிச்சான் எனக்கு தெரியும் எஜமானே நீங்க வந்து என்னை காப்பாத்தி விட்டுருவீங்க அப்படின்னு சில சமயம் நீங்க இஃப் யூ டேர்ன் பேக் இல்லையா மெனி டைம்ஸ் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்ல உள்ள சேலஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில உள்ள சேலஞ்சஸ் சம்டைம்ஸ் இன்னும் waiting period for a job இதெல்லாம் கூட நம்மளை வந்து will equip us for more higher qualification more talents so we never use any hurdle as a stumbling block அது நம்ம வந்து hurdles are meant to be crossed அதுதான் சொல்லுவாங்க அங்கே தான் வந்து நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா இப்போ சொல்கிறாங்களா இந்த பேண்டமிக்கில் கூட people who have spiritual intelligence are uh, uh, they are able to cope up with the challenges better than economical intelligence or academic uh, intelligence அப்படின்லாம் ரிசர்ச்லாம் சொல்லுது ஸோ நம்மளுக்கு வந்து இருக்கிற பிரச்சனையில் நம்ம எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஸோ என்ன சூழ்நிலைனாலும் தொலைஞ்சு போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறது தான் இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஒரு நோக்கம் இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ரோக்ராம் இது வரைக்கும் நம்ம எந்த ப்ரோக்ராம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் diploma in early childhood care and education இப்போ வந்து அடுத்த program diploma in nutrition health education இது வந்து ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வியல் டிப்ளமா தான் டிஎன்ஹெச்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது ஏர்லி குழந்தைகள் பராமரிப்பு இது வந்து health education so health education அப்படின்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா you are what you eat அப்படின்னு நீ என்ன சாப்பிட்டியோ அதுதான் நீனு அப்படின்னு அது மாதிரி நீங்க என்னதான் பார்த்தீங்கன்னா கூட நம்ம நம்ம வீட்டிலேயே கூட இல்லை சில பேர் பாருங்க நுனிப்புல் சாப்பிட்ற மாதிரி அங்கங்கே அப்படிதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சில சில பேர் அவங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் இருந்தால் தான் சாப்பிட முடியும் ஆனா ரெண்டு பக்கமா சில பேர் நம்ம உடம்ப வச்சே நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி வேலை செய்யறோமான்னு சில அதான் சொல்லுவாங்க சில பேர் ஆப்பிள் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு மேல் பகுதியெல்லாம் பெருசா இருக்கும் சில பேருக்கு பேரிக்கா மாதிரி இருப்பாங்கன்னு பியர் ஷேப் பாடி அதாவது கீழே எல்லாம் பெருசா இருக்கும் ஸோ கை காலெல்லாம் so how we are how we our health is related to the nutrition we take is also depend on the physical activity so இது ஒரு சின்ன பேஸா வச்சு இந்த ப்ரோக்ராம் பத்தி நான் சொல்ல போறேன் DNHE Indira Gandhi national open university கொடுக்குற இன்னொன்று ப்ரோக்ராம் இதுவும் ஜூலையில் உங்களுக்கு இருக்குது இந்த டிப்ளமா ப்ரோக்ராம் வந்து ஒரு முழுமையான தொகுப்புன்னு சொல்லலாம் அதாவது ஹோலிஸ்டிக் பேக் பேக்கேஜ் அதில் வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இது கற்பவர்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம் குறித்த அறிவை பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது so it give provides and opportunity to a learner to gain knowledge about nutrition and public health எப்பொழுதுமே நம்ம நியூட்ரிஷன் வந்து நம்ம என்னதான் நீங்க அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா சுற்றுப்புற சூழல் நம்ம என்னதான் நம்ம வீட்டை கிளீன் பண்ணாலும் பக்கத்துல குப்பை போட்டுட்டு போனாங்கன்னா நம்ம ஏன் கோவப்படுறோம் அது வந்து equal to not cleaning our house அதனால அதே மாதிரி தான் நம்ம என்னதான் நியூட்ரிஷன் வச்சிருந்தோம் நம்மளுக்கு வீட்டில் நல்லா சமைச்சு எல்லாம் கொடுத்தா கூட வெளியில exposure is related to the public health இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நோய் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வரும் அதெல்லாம் ஸோ இந்த DNHE also enables the learners to develop skills in communicating nutrition and health related information to the community இது வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு ஒரு நம்மளுக்கே தெரிஞ்சவங்க ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார தொடர்பான தகவல்களை தொடர்பு கொள்வதன் மூலம் கற்பவர்களுக்கு மட்டும் இந்த படிப்பு வந்து உதவுது ஸோ இந்த நம்ம திறன்களை வளர்க்குறதுக்கு எப்படி அப்படின்னா நம்மளுக்கு நிறையா தெரியும் இப்போ நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் யூடியூப்ல வந்து ஃபுட் ரெசிபிஸாக போடுவோம் ஸோ இப்போ நம்ம வெறும் ஃபுட்டை மட்டும் பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தா nobody is going to listen for long time இதனால என்ன யூஸ் இதனால எப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் உங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் உங்களோட ஊட்டச்சத்தை நீங்க எப்படி இன்னும் கொஞ்சம் என் அதிகரிக்கலாம் சாப்பிடும்போது அப்படின்னு நீங்க அந்த ஒரு சமையல் கலையில நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் so anyone who is interested in food interested in health interested in nutrition of an any individual இந்த ஃபேமிலி அதாவது யாருக்கெல்லாம் சாப்பாடை பற்றி இன்ட்ரெஸ்ட்டு யாருக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி ஊட்டச்சத்து மிக்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ அதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன் அப்படின்னா தொலைஞ்சு போன கல்வி வாழ்க்கை எப்பொழுதும் தொலையாதுங்க இப்போ நம்ம வீட்டில் கூட பொருள் அன்லஸ் இட் இஸ் லாஸ்ட் அதாவது யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா தொலைஞ்சு போன பொருள் கிடைச்சிடும் திருடிட்டு போன பொருள் தான் கிடைக்காது so so opportunities are lost அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் but God always gives a second opportunity அது வந்து எஜுகேஷனுக்கும் ஒரு ஒரு ரியலியாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் நிறைய சமயம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது மாதிரி we were we were waiting for what to do நம்ம இப்ப அப்பதான் எனக்கு எனக்கு இந்த இக்னோ பத்தி தெரிஞ்சிச்சு அவள்கிட்ட வேற ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பத்தி தெரிஞ்சிச்சு அப்படின்லாம் நம்ம கூட கேட்டு நிறைய படிச்சு முன்னேறிந்தவங்கலாம் இருக்கு ஸோ ஆக்சுவலா இன்னொரு சின்ன காதா ஞாபகம் வருது ஒரு ஆள் வந்து லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலைக்கு போனாராம் அப்ப வந்து அவர் பார்த்தா இல்ல இல்ல அவனுக்கு லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து வேலை கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப கவலையா கீழே வந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராம் அவர் நினச்சாராம் இந்த லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது ஸ்டக் ஆகிட்டே இருந்துதான் லிஃப்ட் ஸோ அப்போ தான் he thought it's in why can't I become a service of the learn to service the lift அப்படின்னு so he become one of the contractors later அப்புறம் ஹி கேம் நம்ம அவர் அந்த பாஸோட அதே பில்டிங்க்கு வந்துட்டு அந்த பாஸோட எதிரும் புதிரமா உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தாராம் அப்போ அவர் சொன்னாராம் நல்ல வேலை எனக்கு நீங்கள் லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலை கொடுக்கல லிஃப்ட் ஆப்ரேட்டர் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் எதிரும் புதிரமா நான் உட்காந்துருக்க முடியாது உங்களோட அப்படின்னு சொன்னாராம் ஸோ ஆல்வேஸ்ங்க நம்மளுக்கு whatever opportunities we miss it out it doesn't mean it is something is lost God is opening some other opportunity அப்படின்னு அதனால தான் நம்ம அதை நினச்சிக்கணும் ஒன்று ஏதோ ஒன்று தொலைஞ்சு போயிடுச்சா அது திருப்பி கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம டைமு நம்மளோட மனநிலைமை அதெல்லாம் வச்சு ஸோ இந்த ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது DNHE program diploma in nutrition and health education இந்த எய்ம் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா develop a knowledge base in areas of nutrition and public health promote awareness about concepts and principles in communication அந்த application in nutrition and health education அப்புறம் develop a skill in playing the role of nutrition and health educators இந்த கம்யூனிட்டி இது மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊட்டச்சத்து மற்றும் பொது சுகாதாரம் வந்து ஒரு அறிவு தர தரத்தை வளர்ப்பதுக்கு அப்புறம் தகவல் தகவல் தொடர்பு பற்றிய கருத்துக்கள் அதாவது கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா மற்றும் கொள்கை பாலிசிஸை பற்றி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வை கொடுக்கறதுக்கு இந்த இந்த ப்ரோக்ராம் உதவும் இது மட்டும் இல்லாம ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வியல் அவற்றின் பயன்பாடு பற்றி சமூகத்தில ஊட்டச்சத்து சுகாதார கல்வியாளரின் பங்கு ஆற்றுவதின் திறமையை வளர்ப்பதற்கு இந்த திட்டம் ரொம்ப நோக்கமாகும் நான் அதை நான் சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு டிஎன்ஹெச்சி ப்ரோக்ராம் டிஇசி ப்ரோக்ராம் ரெண்டுமே கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதை அது அதனாலதான் நாங்க இந்த தமிழ்லயே இந்த ரெண்டு ப்ரோக்ராம்ஸையும் நாங்க பண்றோம் even though this program is from regional centre Cochin so இந்த டிஎன்ஹெச்இ ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸோ அதை நான் சொன்னேன்ல எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு தொழில்முறை பயிற்சி திட்டம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சுய தொழிலுக்கும் அது உதவியாக இருக்கும் இந்த இந்த அரசு மற்றும் அரசு சாரா துறையில் பணிபுரியும் சமூக தொழிலாளருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் ப பயனடையலாம் ஸோ நீங்கள் வந்து already are working in government or non government என்ஜிஓஸ்லாம் இருக்குது in role of community workers you will be benefited if you enroll for this program so இதுக்கும் basic qualification ten plus two உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஒர்க் உங்களுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இப்போ இப்போ வந்து யூடியூப் சேனல் ப்ரிப்ரேஷனே வந்து ஒரு ஹாபியாக இருந்துச்சு முதல்ல இப்போ வந்து அதே ஒரு தொழில் சுய தொழிலாக கூட ஆயிடுச்சு so how you will change how you will keep at edge over your competitors is by your add on experience add on qualifications so இப்போ என்ன சொல்கிறோம் இப்போ நம்மளே ஒரு சாதா அதான் யாரும் சொன்னாங்க சாதா ஒரு ரசம் வைக்கிறத வச்சு நான் சொல்லி கொடுத்தேன் அதில் உள்ள நியூட்ரிஷன் குவாலிட்டிஸ் எல்லாம் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தவங்க வந்து வெறும் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க எந்த ப்ரோக்ராம்க்கு நிறைய லைக் இருக்கும் கண்டிப்பா எந்த ப்ரோக்ராம் எப்படி ரசம் வைக்கிறது plus what are the contributions of each ingredients இந்த ஹெல்த் ஆஃப் த இண்டிவிஜுவல் அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு தான் நிறைய லைக் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ப்ரோக்ராம் வச்சு இன்னொன்று ஒரு லெவலுக்கு நீங்க போறதுக்கும் இது உதவியா இருக்கும் ஸோ இந்த டிஎன்ஹெச்சி டிப்ளமா தொழில்முறை திறன் வந்து பதவி உயர் வாய்ப்புகளையும் மேம்படுத்த உதவும் கூடுதல் தகுதியை வழங்கும் அதாவது it will help individuals to have additional qualification to improve their professional competition competence and promotional chances நான் அதான் இதை திருப்பி திருப்பி நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா அந்த மதுரை ரீஜனல் சென்டரையோ அல்ட்டு சென்னை ரீஜனல் சென்டரையோ காண்டாக்ட் பண்ணி அந்த இது அரசாணையை நீங்க வாங்கிக்கணும் நாங்களும் அதை வாங்கி எங்க வெப்சைட்ல அப்லோட் பண்ண நாங்க பாக்குறோம் இந்த diploma in nutrition and health education வந்து முப்பத்தி ரெண்டு கிரெடிட் உள்ள கோர்ஸ் இதுல நாலு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ நான் தானே சொன்னேன்ல எப் எப்போ படிக்கிறோமோ நம்ம வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ டென் ப்ளஸ் டூ நான் திருப்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு டுவெல்த்து ரிசல்ட்லாம் வந்துச்சு என்ன நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜில் ஒரு டிகிரி படிக்கும்போது கூட இதை நீங்கள் படிக்கலாங்க அதுதான் யூஜிசி வந்து அதுக்கும் அலோவ் பண்ணுது இது என்னன்னாலும் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அடுத்த ஜூன் தான் இருக்க போது அந்த ஜூனில் நாலு நாள் தான் இருக்க போது நம்ம கண்டிப்பா இல்ல நம்ம படிக்கும் போது கூட நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து படிக்கிறது கிடையாது தர்வார் சம்டைம்ஸ் இல்லையா நம்ம காலேஜுக்கே போற ஆள் இருந்தா கூட ஸோ இந்த மற்ற சமயத்துல நம்ம படிக்கிறது எப்படி அப்படின்றது இது மாதிரி ஆட் ஆன் குவாலிபிகேஷன் நீங்க வந்து இதை எப்ப நீங்க இதோட வேல்யூ புரிஞ்சுப்பீங்கன்னா when you pass out and you enter the job market so job மார்க்கெட்ல போகும்போது எல்லாருமே டிகிரியில இருக்கிறவங்களுக்கு டிகிரி பிளஸ் ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முன்னுரிமை கிடைக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸும் கிடைக்கும் ஸோ இந்த திருப்பி இதே கோர்ஸ் தான் ஒரு டிஎன்ஹெச் ப்ரோக்ராம் பற்றி பா பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஒன் இயர் ப்ரோக்ராம் மேக்சிமம் மூணு இயர் ஏன் மூணு இயர் இந்த அதிகபட்சம் மூணு ஆண்டுகள் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தால ஃபர்ஸ்ட் இயர் படிக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து மூணு வருஷத்துக்குள்ள படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்றது இது ஜனவரி ஜூலை ரெண்டுலயும் சேர்க்கை நடக்குது இப்போ ஜூலை அட்மிஷன் இஸ் ஓப்பன் அதே நாங்கள் சொல்லணும் இதுவும் இந்த ஃபீஸும் மூவாயிரம் ரூபா தான் இந்த டிஎன்ஹெச் ப்ரோக்ராமுக்கும் அப்புறம் இதுல இன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டு ரெண்டு லாங்குவேஜ்ல தான் இருக்குது ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ப்ரோக்ராம் நம்ம சேரும்போது இந்த நாளும் நீங்க எந்த ப்ரோக்ராம் கூட நீங்க இப்ப ஏதோ காலேஜ்ல போய் அப்ளிகேஷன் போடுறீங்கனாலும் என்ன ப்ரோக்ராம் டீட்டெயில் இந்த ப்ரோ பாடத்திட்டத்தோட என்ன தலைப்பு இதோட மதிப்பு என்ன அந்த பாடத்திட்டத்தோடது அதோட இந்த இதுல நடுவுல என்னெல்லாம் கோர்ஸ் கோட்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு அதை அந்த உற்சாகத்துல நீங்க ஒரு ப்ரோக்ராம் அது பண்ணும் அதான் நம்ம சொல்லுவோம்ல நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நம்ம சேர்றப்போ நம்மளுக்கு நிஜமாவே மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அது மாதிரி பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு ரிலவெண்டா இல்லாத சப்ஜெக்டை நம்ம சேர்த்துக்க கூடாது இதுல வந்து நாலு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஒன்று வந்து நியூட்ரிஷன் ஃபார் த கம்யூனிட்டி சமூகத்திற்கான ஊட்டச்சத்து அடுத்தது பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அதாவது பொது ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் அடுத்தது நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் அதாவது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி அடுத்தது இந்த திட்டப்பணி இதில் வந்து நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் அது வந்து நீங்க வீட்டிலே இருந்து மெஷர் பண்ணி அதை நம்ம எப் என்ன சமைக்கிறோம் அது மாதிரி நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிரைட்டீரியா வந்து பன்னெண்டாவது கிளாஸ்ன்னு சொன்னேன்ல ஸோ பன்னெண்டாம் கிளாஸ் உள்ள பிள்ளைங்கள்லாம் படிக்கிற மாதிரி தான் அது இருக்கும் ஸோ நம்ம டிகிரி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் படிக்காம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கொஞ்சம் there is a gap between our education and அஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் still you can join this program இங்க வந்து ஏன் இந்த நீங்க கேட்கலாம் ஏன் ஒரு Indira Gandhi national open university ஒரு மெகா யூனிவர்சிட்டின்றீங்க ஒரு ஒரு வாட்டிக்கால் கால் ஒரு நிறைய எல்லா கோர்சஸும் ரெகக்னைஸ்டுன்றீங்க அப்புறம் ஏன் இந்த விளம்பர கூட்டம் எதுக்கு இந்த வை திஸ் ப்ரொமோஷனல் மீட்டிங் அப்படின்னா we want to educate you the need for continuing education நீங்கள் அதை தான் நம்ம சொல்லலாம் இல்லையா யாரோ ஒருத்தவங்க ஒரு கார்ட்டூன் அன்னைக்கு பார்த்தேன் அதில் சொல்லியிருக்குது எனக்கும் என்னோட பாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா வெறும் வயசு தான் நான் வந்து அவரோட குவாலிஃபிகேஷனோட கூட வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு ஒரு சின்னது சொல்லுது ஸோ நம்ம வந்து அது மாதிரி நம்மளால பண்றோமா அது அது ஒரு கேள்வி நம்ம ஒரு வேலையில அமர்ந்த பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம் ஓகே லெட்டஸ்ட் அப்பா ஒரு வேலை கிடைச்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம எஜுக்கு அப்புறம் க கடைசியா வந்து லே டவுன் அப்படின்னு வரும்போது கேட்குறாங்க வாட் டிட் யூ ஸ்டடி இந்த பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு ஐயோ அப்பதான் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஆனால் நம்ம ஒன்றும் படிக்காம இருக்கோம் அப்படின்னு so now it's not too லேட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் சொல்லுவாங்க யாரோ சொன்னாங்க லைஃப் லாங் எஜுகேஷன் லைஃப் லாங்னா கண்டினியூஸாக நம்ம படிச்சுட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ஏன் இந்த நம்ம வந்து கல்வியை வந்து தொடர வேணும் அப்படி அப்படின்னா கல்வி வந்து ஒரு செல்வம் அதான் நம்ம சொல்லலாம்ல இப்ப யாருக்கோ வந்து இப்ப நீங்க பேங்க்ல கூட போய் கேட்டீங்கன்னா லோன் கொடுத்துருவாங்க யாராவது எஜுகேஷனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரியை கொஞ்சம் கொடுங்கங்க நான் வச்சுட்டு நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா யாராவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஸோ எல்லாமே நம்ம ஷேர் பண்ண முடியும் வாழ்க்கையில சில ரிலேஷன்ஷிப்ஸ் சில தரங்கள் அதாவது சில குவாலிட்டிஸை வந்து நம்மளால வி கான் ஷேர் அதில் வந்து education qualification is also one இதுல வந்து அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நம்ம யாருக்காவது சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும் அந்த ஏரியால நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருப்போம் ஆனா இதே இது நான் வந்து யார் டெய்லி வந்து யாராவது காசு கேட்டுட்டே இருக்காங்க நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா டவுன் ஆயிட்டு தான் இருக்கும் அந்த area so education is an asset it's also and investment even though it is consumed இல்லையா என்ன ஆகும்னா it will keep enhancing your resources so அதனால நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அது இதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த லைஃப் லாங் லேர்னிங் தாங்க வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு அதான் யாரும் சொன்னாங்க எங்க ஒரு ஒரு காலத்துல இந்த இந்த சினிமா போலாமா அங்க ரவுண்ட் அடிக்கலாமா இங்க ரவுண்ட் அடிக்கலாமான்னு இருந்தேன் அப்புறம் யாரோ ஒரு டீச்சர் சொன்னாங்க அந்த டைம் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு பத்து பத்துல அந்த டைம்ல ஒரு பத்து ஆகுது ஒரு செலவழி படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்னோட வாழ்க்கை தரம் பெட்டரா இருக்குது அப்படின்னு ஆமாங்க எல்லா சமயமும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு மாதிரி ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல சமயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக்ல கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜாலியா இருந்துச்சு ஆ லீவ் விட்டாங்க அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு விவர் லாங்கிங் அது மாதிரி work from home we are not accustom பார்த்தா எல்லாருமே வீ வீட்டில் இருக்கிறப்ப நம்மளோட ஒவ்வொருத்தரோட வேலையும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாகவும் ஆச்சு ஸோ இந்த சமயத்தில் how you are going to spend your leisure time matters அது இது மட்டும் இல்லைங்க சில சமயம் படித்து முடிச்ச உடனே உடனே வேலை கிடைக்க போகிறதும் இல்லை சில சமயம் கிடைக்கும் சில சமயம் கிடைச்ச வேலை நம்மளுக்கு திருப்தி ஆகாதனால வேற அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்காண்டி கா காத்துட்டு இருப்போம் So waiting period should be used for increasing our education qualification so நாளும் நீங்கள் வெயிட்டிங் பீரியடில் இருக்கலாம் சில பேர் குழந்த பிறந்த பிறகு கூட கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப்ல வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆட் ஆன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி எடுக்காதீங்க சின்னதாக அது மாதிரி சில பேர் ஹெல்த் ரீசன்ஸ்னால நம்மளால காலேஜ் போக முடியாமல் இருக்கலாம் still Indira Gandhi national open யூனிவர்சிட்டியோட கோர்சஸை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அது அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னு அதாவது அதான் சொல்லுவாங்க ஒரு லைப்ரரிக்கு போனீங்கன்னா ஒருத்தருக்கு தேவையான புக்கெல்லாம் அங்கே இருக்கும்னு அது மாதிரி நீங்க Indira Gandhi national open university admission லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கோர்சஸ் ஆன் ஆஃபர்ல உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் அங்க இருக்காது so what you like you will definitely get that's what so please visit Indira Gandhi national open university website அது உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்னொன்று வந்து எனிவேர் எனி டைம் எஜுகேஷன் இப்போ அது வந்துருச்சு ஸோ நான் இப்போ வந்து அங்கங்கே போயிட்டு இருக்கேன் எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ ஸ்டில் கேன் ஐ ஸ்டடினா எஸ்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் இருந்து படிக்கலாம் நீங்கள் படிக்கணும்னு உனக்கு மனசு இருந்தால் மட்டும் படிச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கு அது போதும் அதே உங்களுக்கு வந்து இது பண்ணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்கும் அது வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும் அது மாதிரி தொலைதூர கல்வி திட்ட அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த Indira Gandhi national open university மூலம் நாங்கள் வெளிப்படுத்துறோம் அப்படின்னா என்னன்னா பொதுவா கேலி பண்ணுவாங்க ஆமா நீ எஜுகேஷனுக்கு ரொம்ப டிஸ்டன்டா இருந்ததுனாலதான் இப்ப டிஸ்டன்ஸ் லேர்னிங் சிஸ்டம்ல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க not just because somebody is distant to education they ended up in distance education system இல்லைங்க they are wanting to acquaint more acquire more education qualification that's why they entered in to the distance education system decides other commitments so தொலைதூர கற்றல் அமைப்பு மூலம் கண்டிப்பா உங்களோட மற்ற காரியத்தை மற்றிலும் மத்தியிலும் நீங்க வந்து ஒரு படிப்பு அதாவது சர்டிபிகேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னும் as a distance education provider அதை கூட நாங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு ஆர்வம் பண்றோம் அதுக்கு தான் இந்த ப்ரொமோஷனல் மீட்டிங் நீங்க கவனிச்சிருப்பீங்க தொலைதூர கல்வி திட்டம் அதுல வந்து உங்க education is the door step அப்படின்லாம் நாங்க சொல்லியிருக்கோம் அதாவது features of IGNOU just recap பண்றேன் அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கோர்சஸ் அதாவது சர்டிபிகேட் வேணுமா டிப்ளமா வேணுமா டிகிரி வேணுமா பிஜி வேணுமா நீங்க அதுல சேர்ந்து படிக்கலாம் ஒன்னே ஒன்று ஆர்வம் இருக்கணும் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா வந்து படிக்கும் போது இல்லையா நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் ஆனா படிச்சு முடிச்ச பிறகு அதுல சர்டிபிகேட் வரும் பாருங்க எல்லாரும் நம்மள நம்மளுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ரியலாகவே பூஸ்டிங்காக இருக்குங்க அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் கேட்கலாம் what to study at IGNOU இன்னும் இக்னூல என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா certificate diploma UG PG PG diploma இருக்குது பிஜி சர்டிபிகேட் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன தேவை அதில் இருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்து இக்னோட website W W W dot IGNOU dot AC dot IN அதை நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இது மாதிரிலாம் கூட இருக்குமா அப்படின்னு சில பேர் ஸ்கூலில் உள்ளவங்களுக்கு ஸ்கூல் லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட்னே இருக்குது ஸோ அது அது மாதிரி நம்ம படிக்கலாம் அது மாதிரி higher education PG diploma in higher education இருக்குது சில பேருக்கு certificate in food and nutrition சும்மா லைட்டாக படிக்கணும் எனக்கு ப்ராஜெக்ட்லாம் இல்லாமல் அப்படின்னா அவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட்டு ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கோர்ஸ் வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ப்ரோ போர்ட்டலில் நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் கேட்கலாம் எப்போல்லாம் அப்ளை பண்ணலான்னு ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வாட்டி தாங்க வருஷத்துக்கு ஜனவரி ஜூலை அட்மிஷன் இப்போ வந்து ஜூலை அட்மிஷன் நம்மளுக்கு போயிட்டு இருக்குது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா how to apply means it's only through online so நான் வந்து நீங்கள் இக்னு டாட் ஏசி டாட் ஐனில் போட்டு அங்கே ஃப்ரெஷ் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப் டெஸ்க் இருக்குது அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அது யூஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது உங்களுக்கு அதை மீறி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா we are ready to help you can contact us at RC Cochin at IGNOU dot AC dot IN இந்த ஒரு படிப்புக்கு அப்படின்னு வரும்போது அதாவது படிப்பதற்குரிய ஒரு வாழ்க்கை திறன் life skill what is the needed அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க இல்லையா ஒரு அம்மாவா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் ஒரு டீச்சரா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அது மாதிரி ஒரு வீட்டுல வந்து இருக்கும் போதே நம்ம இப்படி நடந்துக்கணும் நம்ம வீட்டுல நடந்துக்கிற மாதிரியே நம்ம பக்கத்துல ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் நடந்துக்க முடியாது சோ அது மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்னு இருந்தா நம்மளுக்கு என்னெல்லாம் வாழ்க்கை திறன் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேர்மையா இருக்கணுங்க உங்களுக்கு சேர்ந்த கோர்ஸ்க்கு நீங்க நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஏன்டா சேர்ந்தோம் அப்படின்னு யோசிக்க கூடாது சேர்ந்துட்டோமா படிக்கணும் அது மாதிரி be honest to mobilise your leisure time அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஒரு சீரியல் பார்த்தா அறவரா ஓகே நான் வந்து இன்னைக்கு அதை ஒரு ரெண்டு பேஜ் ஆகுது நான் படிப்பேன் அப்படின்னு ஸோ ஏதாவது சாக்ரிஃபைஸ் இருக்கணுங்க நம்ம ஹானஸ்டின்னு அப்படின்னாலே நம்ம அங்கே ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கும் ஒரு ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்தாதான் நம்ம ஒன்றும் இல்லை மே மே மென்மேல அடையலாம் ஆனால் நீங்கள் வந்து எஜுகேஷனுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாஸ்ட் டைமை விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாதிக்கப்பட மாட்டீங்க அது மட்டும் நான் சொல்றேன் அது மாதிரி ஒரு நேரத்துல ஒரு நாளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க take one day at a time அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம் இப்ப இவ்வளோ வேலை இருக்குது நம்ம சில சமயம் சேர்ந்துட்ட பிறகுதான் நம்மளுக்கு தோணும் ஐயோ இவ்வளோ வேலை வச்சுட்டு நம்ம இப்ப சேர்ந்துருக்கோமான்னு இல்லைங்க சேர்ந்ததே ஒரு முதல் படி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் but still you have you take one day at a time okay நான் இன்னைக்கு என்னோட வேலையில மத்தியில இன்னைக்கு என்னோட சேலஞ்சஸ் மத்தியில இன்னைக்கு என்னோட ஹேர்டல்ஸ் மத்தியில நான் எப்படி படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் நீங்க பிளான் பண்ணுங்க சில சமயம் இல்ல ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா நம்ம சாதா இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா மட்ட இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல பாத்துருப்பீங்க அடுத்த வாரம் என்ன ஆகும் அடுத்த வாரம் என்ன ஆகும்னு யோசிக்கிறது இன்னைக்கு என்ன நடக்கலாம் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு take one day at a time அப்படின்னா வாழ்க்கை மட்டும் ஈஸியா இருக்காதுங்க even education be also be easy அடுத்தது அப்படின்னா do not worry about tomorrow சில சமயம் இல்லை நம்ம சேர்ந்துட்ட பிறகு ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்றது முடிக்க முடியலன்னா என்ன பண்றது அப்படின்லாம் இருக்கும் மனசுல so don't worry about tomorrow அப்படிதான் நான் சொல்ல முடியும் ஏன் டோன்ட் ஒரி அபவுட் டுமாரோனா அது டுமாரோ வந்து இன் டுடே ஆன பிறகு தான் நம்மளுக்கு அதை பத்தி கவலை பண்ணணும் ஸோ அது ஒவ்வொரு நாளுக்குரிய அதுதான் சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வதிக்காம இருக்க மாட்டார் தேவையான பலன் கொடுப்பாரு சகாயம் கொடுப்பாரு எல்லாத்துக்கும் நம்ம மூவ் ஹெட் பண்றதுக்கு ஒரு புஷ்ஷும் கொடுப்பாரு யாராவது வந்து நம்மளை உற்சாகப்படுத்திட்டு போயிடுவாங்க நீங்களே சாதா நம்ம சாதா ஏதாவது சமைச்சிருப்போம் பாத்தீங்கன்னா யாரோ வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க அவ்வளோ பூஸ்டிங்கா இருக்குது இல்லைங்க அதே மாதிரி படிக்கிற காலகட்டத்துல கூட somebody will come to cheer you to move ahead. So please take one day at a time and do not worry about tomorrow and think of the spin off benefits. Yes, I am traveling so far to study, uh, to work, and I am traveling. Uh, I have very little leisure time. Yes, I have. I have to be in touch with so many in the WhatsApp, in uh, Facebook. எல்லாம் நான் எல்லாத்துலயும் என்ன டச் வச்சுட்டு இருக்கணும் இப்போ பேண்டமிக் வேற இல்லையா அப்படிலாம் நீங்க கேட்கலாம் பட் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஸ்பின் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அதாவது இந்த படிப்பு மூலம் கிடைக்கும் நண்பர்கள் நன்மைகளை பற்றி சிந்திங்க அப்போ வந்து மற்றதெல்லாம் டிம் ஆகிடும் ஓ இன்ஃபேக்ட் யாரோ தான் சொன்னாங்க நான் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சதுன்னு எல்லாரும் ஏன் வந்து நீ வாட்ஸ்அப்லலாம் அடிக்கடி நீ வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க கடைசியா பார்த்தா எல்லாரும் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு கோர்ஸ்ல சேர்ந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சேர்ந்தது வந்து சர்டிபிகேட் இன் ஃபங்க்ஷனல் இங்கிலீஷுங்க அவங்க இவ்வளோக்கும் இங்கிலீஷ்லாம் நல்லா பேசுறவங்க தான் ஆனா அவங்க அதை அதை அதை எடுத்து சும்மா அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும்னு அப்புறம் பார்த்தா அந்த ஒரு நபர் மூலமா நிறைய பேர் வந்து எங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சாங்க ஸோ அது மாதிரி நம்ம நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா கூட life skill needed for education அதாவது படிப்பதற்குரிய வாழ்க்கை திறன் அதெல்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது என்ன அப்படின்னா இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட டிஇசி ப்ரோக்ராம் டிஎன்ஹெச்சி ப்ரோக்ராம் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து இப்போ அட்மிஷன் ஓப்பனா இருக்குது சரி இப்போ நம்ம ஏன் தான் இந்த படிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் why we how to study அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து life skill needed for education ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் கேப் விட்டு படிச்சிருக்கோம் அல்லாட்ட இப்போ பேண்டமிக்னாலேயே எல்லாருக்கும் கேப் விட்டு போயிடுச்சு படிக்கிறதுக்கு ஸோ அதை இப்போ நம்ம திருப்பி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள நம்ம வரும்போது அதுவும் தொலைதூர கல்வி திட்டத்துக்குள்ளார நம்ம வரும்போது நம்ம என்னெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நேர்மையா இருக்கணும் அதாவது பி ஹானஸ்ட் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா honesty is the best policy அப்படின்னா ஸ்கூல்ல எல்லாம் எஸ்ஏலாம் வைப்பாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம எவ்வளவு எவ்வளவு உயர்றோமோ நம்மளோட character is defined by the honest nature inners so நம்ம எவ்வளோ நேர்மையா இருக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோக்கு நம்மளுக்கு இது பண்ணும் என்னங்க அது நேர்மைக்கும் படிக்கிறதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மையா இருந்தாதான் நம்ம அதாவது இப்போ நம்மளுக்கு இவ்வளோ லீஷர் டைம் இருக்குது நம்மளுக்கு இதுலலாம் டெம்டேஷன் இருக்குது அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறோம் நம்ம பேசுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன் பேசுறோம் நம்ம ஜஸ்ட் சமயம் பாத்தீங்கன்னா வெறுமே படுத்துப்போம் நல்லா தூங்குவோம் பட் அப்புறம் எந்திரிச்சு பார்த்தோம்னா சாப்பிட்ற டைமா இருக்கும் அப்புறம் திருப்பி பார்த்தா திருப்பி எல்லாரும் தூங்குற டைமா இருக்கும் so we have to be honest of how we spend the time of how we mobilise our leisure time activity and we also should be honest of what we have to do and stay focus towards it அதுதான் அதாவது நேர்மையா இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு இவ்வளவுதான் டைம் இருக்குது ஸோ இதுல நம்ம வந்து எவ்வளவு பெஸ்டா அது பண்ணணும் அப்படின்னு அதாவது சொல்லுவாங்க நம்ம ஈஸியா வந்து செலவழிக்கிற காரியம் என்ன அப்படின்னா டைம் டைம் வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது அது ஒரு பொக்கிஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா so be honest in how you spend your time so நேர் டைமை வந்து நம்ம நேர்மையாக எப்படி செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு ஒரு லைஃப் ஸ்கில் அது ஒரு லைஃப் ஸ்கில்னே சொல்லலாம் படிக்கிறதுக்கு அது மாதிரி take one day at a time so ஒரு நேரத்துல ஒரு நாளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் நம்மளோட வாழ்க்கையில வந்து பல நிலைமைகள்ல நம்ம இருக்கலாம் பல மனசுல உள்ள விருப்பத்தின்படி நம்ம ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம சேர்ந்துருக்கலாம் படிக்கிறதுக்கு நான் அதான் நான் சொன்னேன் இல்லையா படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கன்சம்ஷன் அது வந்து ஒரு அசட்டு கூட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு ராஜா வந்து ஒரு ஒரு ஊர்ல அவர் இருக்காருன்னா அதுல அங்க மட்டும்தான் மரியாதை ஆனா கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி செல்வம் அப்படின்றது வந்து கல்வி செல்வம் வந்து கொடுக்க கொடுக்க குறையவே கிடையாது நம்ம யாருக்காவது சொல்லி கொடுத்தா கூட நம்மளுக்கு அந்த அந்த ஏரியால வந்து நம்மளோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட ஒரு நேரத்துல வந்து நம்ம எப்படி நம்ம அந்த படிக்கிறதுக்கு நம்ம காரியத்தை செலவழிக்கிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பிளான் பண்ணாதான் கிடைக்கும் நம்ம ஓகே நம்ம காலையில எந்திரிச்சிடறோம் நம்ம வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பண்றோம் நம்ம ஆஃபீஸ்க்கு போறோம் பட் இந்த சமயத்துல நடுவுல வந்து how to space in the time only when you plan for one day or you have the ability to take one day at a time you can uh, really uh, manage education சரசமையும் இல்லையா இந்த அடுத்த காரியத்தை சொல்லும்போது நான் அதை நான் சொல்றேனே do not worry about tomorrow அதாவது நாளைய பற்றி கவலைப்படாதீங்க இன்னைக்கு நம்ம பொதுவாக வந்துட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு நாளைக்கு என்ன பண்ணணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஸோ அது மாதிரி நீங்க பண்ணாம ஓகே uh, இன்னைக்கு இருக்குது இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது இவ்வளோ என்னோட கமிட்மெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது இதுல நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு ஸோ நம்ம வந்து நாளைய பற்றி தினத்தை பத்தி கவலைப்படாம இன்னைக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சோம்னாலே நம்மளை வந்து படிக்கிறதுக்கு ஒரு முன்னேற்ற ஒரு மைல் ஸ்டோனா அது அமையும் அந்த சிந்தனை அதே மாதிரி அடுத்தது வந்து think of the spin off benefits அதாவது இந்த படிப்பு மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றி சிந்திச்சுக்கோங்க ஓகே இன்னைக்கு என்ன இன்னால இவ்வளோ நேரம் தூங்க முடியாது என்னால இவ்வளோ நேரம் நம்ம வெளியில போய் வேலை சும்மா விளையாடலாம் முடியாது இவ்வளோ நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேச முடியாது but if I enrol for this course எனக்கு சர்டிஃபிகேஷன் கிடைச்ச பிறகு my employability will be increase in the job market so I I will be having more advantage அப்படிலாம் நம்ம இது நம்ம யோசிச்சு நம்ம வந்து அந்த படிக்கிறதுக்குரிய திறனை இது பண்ணணும் இந்த படிக்கிறது அப்படின்னு நம்ம பா பார்க்கும்போது இல்லையா நம்ம ஒரு காரியம் வச்சுக்கலாம் நம்ம டிவி பார்த்துக்கிட்டே பக்கத்துல அப்படியே வர்ற பாட்டை கூட நம்ம காதில் கேட்டுக்கலாம் சார் டிவி பார்த்துக்கிட்டே நம்ம வந்து மெசேஜ் அனுப்பலாம் டிவி பார்த்துக்கிட்டே நம்ம ஃபோன் கூட பேசலாம் பட் டிவி பார்த்துக்கிட்டே நம்ம அசைன்மெண்ட் எழுதுறதோ அல்ட்டா ஒரு ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியில வி கான்ட் இன்வால்வ் அதனால தான் இல்லை நம்ம படிக்கும்போது கூட நம்ம சின்னதுலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நம்ம அக்கா கிட்ட தங்கச்சிக்கிட்டலாம் சொல்கிறது எல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுருவோம் டிவியை கொஞ்சம் சாஃப்ட் வைப்பா நாளைக்கு நான் எக்ஸாம் பண்ணி இருக்கேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா so we can't mix many work along with education அதுதான் அதோட டிஃபிகல்ட் பார்ட் ஆனால் அதோதான் அதோட unique part also why so when you concentrate on studying definitely there will be spin off benefits இதோட நான் இந்த இந்த நிகழ்ச்சி நாங்கள் நிறைவு செய்கிறோம் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா DNHC DC programme of IGNOU just recap மட்டும் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து Indira Gandhi national open university Indira Gandhi தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஒரு மெகா யூனிவர்சிட்டி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு எல்லா கோர்சஸும் இதுல ரெகக்னைஸ்டு ஸோ உங்களுக்கு நீங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு டிப்ளமா கோர்சஸ் இருக்கு யூஜி கோர்சஸ் இருக்கு பிஜி கோர்சஸ் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க வச்சு ஒரு உங்களுக்கு ஒரு படிக்கட்டு ஒரு education is a stepping stone அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபார் மெனி அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து எஜுகேஷன் நம்ம வச்சுக்கிட்டோம்னா கற்றல் அப்படின்னு அந்த ஒரு ஆற்றல் இருந்ததுனாலே நம்ம வந்து சென்ற இடம்லாம் நம்ம வந்து பழச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு வழிபாடு இருக்குது ஒரு நெறிமுறையும் இருக்குது அப்புறம் நம்ம ஏன் இந்த விளம்பர பகுதி மூலம் உங்களுக்கு நாங்கள் ரீச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்களும் ஏதாவது படிக்கணும் படித்து முன்னேறணும் என்னதான் உங்கள் வாழ்க்கை கல்வி வாழ்க்கை தொலைஞ்சு போனாலும் கூட இருந்து வழி நடத்துறதுக்கு கண்டிப்பா யாராவது கடவுள் வந்து அப்பப்ப நம்மளுக்கு நம்ம சாதா பர்சனல் லைஃப்ல எத்தனை பேர் வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டு போறாங்க அதே மாதிரி எஜுகேஷன் லைஃப்லயும் நம்மளுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம மூவ் ஆகுறதுக்கும் ஜாப் ப்ரொஃபைலா இருக்கட்டும் நம்மளோட ஒரு நிலையான ஒரு வருமானமா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி நம்மளோட ஒரு ஸ்டேட்டஸ் அதாவது என்னது இவங்க இன்னாரு என்ன படிச்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா என்ன விசிட்டிங் கார்டா இருக்கட்டும் கல்யாண கார்டா இருக்கட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பின்னாடி போட்டு தானே நம்ம கொடுக்குறோம் ஸோ எஜுகேஷனோட value we know it by how we accredited அதே மாதிரி எப்பொழுதுமே நம்ம வந்து வித்தின் பிராக்கெட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கக்கூடாது படித்து முடிக்கணும் அதுக்கு தான் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மினிமம் பீரியடும் இருக்கு மேக்ஸிமம் பீரியடும் இருக்கு so that is why we should always some people they are very interested only in enrolling for a course and they will put that qualification also behind their name within bracket but you should see that your access to the program of study leads to successful completion that's why indira gandhi national open university has provided a minimum period of study and also a maximum period of study so be benefited with this நம்மளால முடியாதது ஒண்ணுமே இல்லை கண்டிப்பா வந்து each step we take towards educational goal will increase our job profile our educational profile our economic profile also on the long run இதை உங்கள்கிட்ட நான் சொல்லி முடிச்சுட்டு நீங்க எங்க எங்களோட இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை நீங்க பார்க்கணும் அதாவது W W W dot IGNOU dot AC dot IN அது அது அதுவும் இல்லாம இந்த பின்னிக்குள்ள இந்த விளம்பர அந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் ஃபே ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கோம் YouTube channel of Indira Gandhi national open university regional centre Cochin இதை கொச்சின்ல இருந்து ஏன் தமிழ்ல பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட prime minister has given importance to all the regional languages so நாங்களும் ஒரு ப்ரொமோஷனல் மீட்டிங் இங்க உள்ள ப்ரொஃபைல் ஆஃப் தி எக்ஸ்பர்ட்ஸை வச்சுட்டு நாங்களும் ரீஜனல் லாங்குவேஜில் ரீச் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஸோ இது இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி we want to end with thought many times இல்லையா நம்ம வாழ்க்கையில எல்லாமே எல்லா பொருளும் வந்து ஒரே மாதிரி டேஸ்டா இருக்காது இப்போ நம்ம சாதா ஒரு பேக்கிங் எடுத்துக்கோங்களேன் நியூட்ரிஷனை பத்தி இன்னைக்கு நான் ப்ரோக்ராம் பத்தி சொன்னேன் ஸோ அதை பத்தி நான் சொல்றேன் இப்போ ஒரு கேக் பண்ணோம் அப்படின்னா சிலது கறிக்கும் சோடா போடுறோம் மாவு போடுறோம் இனிப்பு போடுறோம் எல்லாமே போட்டு அது பண்றோம் so each characteristic of the ingredients is different so also in our life different spheres different section of our life will be different different in taste different in uh, uh, the nature it relates to us but always remember friends all things is going to work together for your good அப்போ தாங்க அங்கே எல்லாமே சேர்த்து போட்டு அங்கே அடித்தாதாங்க அங்கே கேக் வருது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் என்னதான் ஒரு இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் இருந்தாலும் நம்ம நம்மளோட நிலைமைக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் சாதகமா அமைச்சு கொடுப்பாங்க அது அதுக்கு அதுக்காண்டியாவது நமக்கு we have to depend on God so have trust in God and I also hope that you you will enrol for programme with IGNOU Indira Gandhi national open university website வந்து W W W dot IGNOU dot SC dot IN இன்னொன்று ஒரு நாள் இன்னொன்று ஒரு ப்ரோக்ராமோட நாங்கள் திருப்பி வர்ற வரைக்கும் we, we hope and we wish you also that all things in your life should work out for your good. Thank you and over.